வணக்கம் நண்பர்களே நான் ஏன் இப்போல்லாம் அரசியல் பேசுகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கப்புறம் வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் எழுவத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்களை தொடப்போகிறோம் ஆமாங்க உண்மைதான் எழுவத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்களை தொடப்போகின்றோம் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க ஏன்னா உங்களோட ஆதரவு இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை முன்னெல்லாம் அடிக்கடி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் ஆனால் இப்போல்லாம் வாரம் ஒரு வீடியோ தான் என்னால் பண்ண முடியுது இருந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களோட ஆதரவினால் மட்டும்தான் இந்த சாதனை சாத்தியமாச்சு உங்களோட அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க என்றென்றும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும் அப்படின்னு தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுதுங்க இந்த ரெண்டு வருஷத்தோட ஷார்ட் ரீகேப் நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் இருக்குது எனவே ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னோட முதல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன் எதை பற்றி பேசினேன் தெரியுமா கபாலி படத்தை பற்றி பேசினேன் அதுதான் என்னோட முதல் வீடியோ அதுக்கப்புறம் தீவிரமாக அரசியல் பேச ஆரம்பித்தேங்க அரசியலில் பல விஷயங்களை நான் கணித்தேன் அதில் சில விஷயங்கள் ரொம்ப சரியாக நடந்துச்சு உங்களில் நிறைய பேர் என்னை பாராட்டியிருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேங்க அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன் ரொம்ப கோபமாக பேசுவேன் என்னோடய வீடியோக்களின் டைட்டில்கள் எப்படி தெரியுமா இருக்கும் அவரின் சுயரூபம் அம்பலம் உண்மை முகம் அம்பலம் இப்படி தான் என்னோடய வீடியோக்களோட டைட்டில்கள் இருக்கும் ஒரு சில பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் இவர் அம்பலம் அம்பலம் அம்பலம் அப்படின்னு டைட்டில் போடுறாரு அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்பாங்க அவங்க கிட்டலாம் நான் ஒன்று தாங்க சொல்லுவேன் அம்பலம்னு போட்டால் தானே நீங்கள் பார்க்குறீங்க அதனால தாங்க நான் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த காலகட்டத்தில் தீவிரமாக அரசியல் பேசிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் யூடியூப் ஆட் ரெவன்யூ நல்லா வந்துக்கிட்டு இருந்தது நல்ல வருமானம் இருந்தாலும் கூட மனசில் நிறைவில்லை மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறது தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு எப்போ பார்த்தாலும் வந்து யாரையாவது நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் எது செஞ்சாலும் அதில் வந்து ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கிறோம் இது கண்டிப்பாக தப்பாக தான் முடியும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் எனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம செய்கிறது தப்போ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் அரசியல் பேசுறதை நான் நிறுத்திட்டேன் போன வருஷம் ஜூலை இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் என்னோட கடைசி அரசியல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஓடிடுச்சுங்க ஒம்பது மாதங்களாக நல்ல கருத்துக்களை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கை ஊட்டுற கருத்துக்களை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மனசுக்கு உற்சாகம் அளிக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மனசை வலிமைப்படுத்தும் விஷயங்களை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அரசியல் பேசினதை நிறுத்தினதுக்கு அப்புறம் யூடியூப் ஆட் ரெவன்யூ அகல பாதாளத்துக்கு போயிருச்சிங்க ரொம்ப கொஞ்சம்தான் வருமானம் வரும் அரசியல் பேசுனா நிறைய வருமானம் வருமே நம்ம மீண்டும் அரசியல் பேச ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஒரு தடவை கூட நான் யோசித்ததே இல்லைங்க இந்த ஒன்பது மாதங்களில் ஏன் தெரியுமா உங்களோட தொடர் ஆதரவு எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு தொடர்ந்து நல்ல கருத்துக்களை மட்டுமே நாம் பேசணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை எனக்குள்ளே கொடுத்தது அப்படின்ற ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் எனக்குள்ளே கொடுத்ததுங்க எனவே இது உங்களால் தான் சாத்தியமாச்சு இன்றைக்கி நான் நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தான் முக்கிய காரணங்க அரசியல் பேசினதை நிறுத்தினதுக்கப்புறம் ரொம்ப மன அமைதியோடு இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஒரு ஆனந்தமாக இருக்கேங்க அரசியல் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எப்போவுமே ஒரு பரபரப்பாக இருக்குங்க ஒரு பதற்றமாக இருக்கும் ஒரு பயமாக இருக்கும் எப்போ என்ன நடக்குமோ அப்படின்ற பதற்றத்தோடவே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த அரசியல்வாதி இப்படி சொல்லிட்டாரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு ஆழமாக யோசிக்கணும் ஆழமாக ரிசர்ச் பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஆராயணும் சில நேரங்களில் நைட்டு மூணு நாலு மணி வரைக்கும் நான் அந்த டிவி விவாதங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேங்க இந்த சேனலில் என்ன சொல்கிறாங்க அந்த சேனலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எல்லா விவாதங்களும் நான் பார்ப்பேங்க மூணு மணி வரை மூணு மணி வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் சரியான தூக்கம் இருக்காது ஒரு பதற்றமாகவே இருக்கும் பயமாகவே இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைங்க மனம் நிறைவாக இருக்குது மனம் அமைதியாக இருக்குது மனம் ஆனந்தமாக இருக்குது யாரையுமே நான் தப்பாக பேசுகிறதில்ல அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணுறதில்ல போன வருஷம் ஜூலை வரைக்கும் நான் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தேங்க அப்போ வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர்களாக இருந்தீங்க அரசியல் பேசினதை நிறுத்தினதுக்கப்புறம் கூடுதலாக முப்பத்தாறாயிரம் பேர் என்னோட சேர்ந்துருக்கீங்க இன்னும் ஒரே வாரத்தில் நாம் எழுபத்தஞ்சாயிரத்தை தொற்றுவோம் இது உங்களால் தாங்க சாத்தியமாச்சு அரசியலுக்கு முன் அரசியலுக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசியலுக்கு முன் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அரசியலுக்கு பின் முப்பத்தாறாயிரம் நான் அரசியலை பேசினதை நிறுத்தினதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரே வாரத்தில் நாம் எழுபத்தஞ்சாயிரத்தை தொற்றுவோங்க இந்த சாதனை உங்களால் தாங்க சாத்தியமாச்சு எனவே இந்த சாதனையை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் முன்னாடியெல்லாம் தினமும் நான் வீடியோ போடுவேங்க ஆனால் இப்போ வேலை பலு அதிகமாக இருக்கிற காரணத்தினால வாரம் ஒரு வீடியோ தான் என்னால் பண்ண முடியுது ஆனால் என்னால் ஒரு உறுதிமொழியை கண்டிப்பாக தர முடியுங்க எவ்வளோ கடுமையான வேலை பலு இருந்தாலும் ஒவ்வொரு திங்கள் அன்னைக்கும் உங்களுக்காக என்னோட வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த உறுதிமொழியை என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தர முடியுங்க இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை விரைவில் நம்ம ஒரு லட்சத்தை தொட போகிறோம் அந்த சாதனை செய்தியோட விரைவில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்